சொல்லலாமா கொஞ்ச நேரம் நம்மளை மறந்து செல்வ வல்லவரை ஆராதிக்கும்படியாய் அந்த சராசரங்களை உருவாக்கின அகிலாண்டேஸ்வரனை ஆராதிக்கும்படியாய் நிகரே இல்லாத சர்வேஸ்வரனை நோக்கி பார்க்கும்படியாய் தேவனுக்கு நேராய் திருப்புங்க பார்க்கலாம் கவலைகள் கஷ்டம் கண்ணீர் என்னவா இருந்தாலும் கடன் பாரம் வீட்டுல பிரச்சனை தொல்லை எல்லாத்துக்கும் வெளியே போட்டுருங்க வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம் என் பிரச்சனைகளை விட என் தேவன் பெரியவர் சொல்லுங்க என் பிரச்சனைகளை விட என் தேவன் பெரியவர் திறந்து சொல்லி என் கவலைகளை விட என் தேவன் பெரியவர் சொல்லுங்க என் கடன்களை விட என் தேவன் பெரியவர் எனக்கு இருக்கிற சமாதானத்தை விட என் தேவன் பெரியவர் அவர் தான் சமாதானத்தை தருகிறவர் ஹலோ ஆசீர்வதிப்பது தான் கத்தருக்கு பிரியம் விசுவாசிக்கிறீங்களா ஆமா நம்மை பார்த்து கேட்கிறார் உனக்கு நிகர் யாரும் இல்ல உனக்கு ஒப்பானவர் யாரும் இல்ல நான் உன்னை விட்டு விலகுவது இல்ல உன்னை கைவிடுவது இல்ல நம்ம தான் அடிக்கடி கைவிட்டுறோம் நம்ம தான் அடிக்கடி மறந்துடுறோம் நம்ம தான் அடிக்கடி தூரமா போயிடுறோம் நம்ம தான் விலகிடுறோம் கத்தர் சொல்றாரு உன்னை என் உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறேன் சொல்றாங்க தாவிது அரசாண்ட இஸ்ரேல் அவர் அரசாண்ட நாற்பது வருடத்தை தங்கமயமான நாட்கள்னு சொல்றாங்க யோசிச்சு பாருங்க ஆடுகளுக்கு பின்னே தெரிந்தவனுக்கு என்ன அறிவு இருந்திருக்கும் என்ன ஞானம் இருந்திருக்கும் என்ன அந்தஸ்து இருந்திருக்கும் ஒரு சின்ன வார்டு மெம்பரா இருந்தோம்னா இங்க படுத்துற அலப்பற தாங்க முடியாது அதுலயும் ஒரு சின்ன கவுன்சிலர் ஆயிட்டோம்னா நமக்கு ஏதோ ஆண்டவருடைய வலது பரிசத்தில் இடம் கிடைச்சிட்ட மாதிரி ஒரு ஃபீல் நான் யோசிச்சு பாருங்க சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருந்தவன் எப்பொழுதுமே கத்தரை இடைவிடாமல் ஆராதித்துக் கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அவருக்கு என்ன பேசுறதுனே தெரியல அவ்வளவாய் தேவனை நேசித்தார் வானமே கத்தரை துதிங்கிறாரு சமுத்திரமே கத்தரை துதிங்கிறாரு கல்விகளே கத்திரை துதி பறவைகளே துதி மீன்களே துதி அவருக்கு என்ன பண்றதுனே தெரியல மான்கள் துள்ளி குதிச்சுச்சா உடனே சொல்றாரு இது கத்திரை துதிக்குதுன்னு சொல்றாரு மாடு மேனு கத்துதா சொல்றாரு இது கத்திரை துதிக்குதுன்னு சொல்றாரு இவ்வளவாய் தேவனை ரசித்து உணர்ந்திருக்கிறார் யோசிச்சு பாருங்க பார்க்கலாம் நாமும் இந்த மாதிரி நம்மையே மறந்து Hallelujah. நீங்க கண்ணை திறந்து உலகத்தை பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு பார்க்குற எல்லாமே கத்தர் உண்டாக்கினது எப்படி தெரியுமா ஒரு சொல்லுல உண்டாக கடவுதுன்னு சொன்னாரு உண்டாயிருச்சு நினைச்சு பார்க்க முடியுதா ஒரு சின்ன சமையல் செய்யறதுக்கு நம்ம எவ்வளோ போராடுறோம் எவ்வளோ கஷ்டப்படுறோம் எத்தனை வகையான வேலைகளை செஞ்சு நம்ம செய்யறோம் கத்துற அப்படி இல்லை மனசுல நினைச்சாரு வாயில சொன்னாரு கரத்தினால நிறைவேற்றினார் மூணே ஸ்டெப் தான் எத்தனை நல்ல தேவன் யோசிச்சிருக்கீங்களா நம்முடைய கருவை அவருடைய கண்கள் கண்டது என்று வேதம் சொல்லுது நான் அடிக்கடி சொல்வேன் வாயை திறந்து சொல்லுங்க எங்க அப்பா அம்மா எங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்னை பார்த்தீங்க ஆண்டவரை சில நான் பிரசவித்த பொழுதுதான் எங்க அப்பா அம்மா என்னை பார்த்தாங்க அதுக்கு முன்னாடியே என் கருவை நீர் பார்த்தீர் ஆண்டவரை என்னாவே அவைகளை அழகாய் வணிந்து வைத்திராண்டவரே என் உறுப்புகளை கத்தவை நேர்த்தியாய் செதுக்கி வைத்திராண்டவரே நான் இப்படி இருந்தாதான் அழகா இருப்பேன் நமக்கு தெரியும் நான் இந்த மாதிரி பூமியில வந்தாதான் நேர்த்தியா இருப்பேன் நமக்கு தெரியும் சபல எத்தனை நல்ல தேவன் ரட்சகரே சொல்கிறார் இப்போ நம்முடைய வலது பக்கத்தில் இருப்பது எவ்வளோ மேன்மை பார்த்தீங்களா அவரை நான் ஆராதிக்க மறுத்தால் அவரை நான் ஆராதிக்க மறந்தால் அவரை நான் விட்டு விலகினால் சொல்லுங்க என் வலது கை தொழிலை மறக்கும் நாவு மேல ஒப்பிக்கும் என்னால வேலை செய்ய முடியாது என்னால பேசவும் முடியாது இதுதான் கத்தர் கொடுக்கிற தூக்கு தேவனை அறிந்து அவரை விட்டு தூரமாய் போனோம்னா நம்முடைய பிள்ளைகளை கைவிடுவதாய் சொல்றாரு வேண்டாம் ஆராதிக்க பழகின நான் நிரூபி மூச்சு வரை ஆராதிப்பதை மா இருக்கின்றேன் என்னை காண்பவரே என்னை காண்பவரே என்னை காண்பவரே சப்பா எனக்கு காண்பவ தேவனாக எஸ் கருங்கை உங்கங்கள் கண்டன கண்கள் வந்தன மறைவாய் வளர்வதை தவறிட்டீர்கள் Amen. வனாந்தரத்தில் போயிட்டு இருந்தது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம்னா பாகத்தில் தவித்த பிள்ளைக்கு கத்த துறவை தந்தா தண்ணீரை தந்தா இல்ல இருக்கிற துறவை பார்க்கும்படி அவள் கண்களை திறந்தார் இதுதான் கரெக்டான மீனிங் சொல்றது அங்க துறவு இருந்தது ஆனா ஆகாருக்கு அது தெரியல ரொம்ப பாயும் தூரத்துல போய் உட்கார்ந்து என் பிள்ளை சாவதை நான் பார்க்க மாட்டேன் உட்காந்துருந்தான் இங்கே துறவு இருக்குது பிள்ளைக்கு தண்ணீர் கொடு என்று அப்பதான் ஆகாருக்கு தெரியும் Pablo Gómez அவன் சாகவே சாவான் இருக்கு அதனாலதான் இயேசு இந்த நாமத்தை கொடுத்து இதை சொல்லும் பொழுதெல்லாம் நான் உங்க கூட இருப்பேன் நீ சொல்லும் பொழுதெல்லாம் உங்களுக்கு நான் உதவி செய்வேன் நீ சொல்லும் பொழுதெல்லாம் பொல்லாத கிரியைகள் உங்களை விட்டு ஓடும் நீ சொல்லும் பொழுதெல்லாம் பிசாசு நடுங்கும் சொல்லும் பொழுதெல்லாம் உங்களுக்கு சுகம் கிடைக்கும் சொல்லும் பொழுதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய பல பார்க்கிறோமா சகல சேனைகளும் நாமமே எல்லா நாமத்துக்கும் மிகவிலான நாமம் இயேசுவின் நாமமே எல்லா தலைமுறையும் என்று போற்றிடும் நாமம் இயேசு இயேசு மட்டும் போதும் வேற எதுவும் வேண்டாம் இல்லையா ஆமே எனக்கு இயேசு மட்டும் போதும் எனக்கு வேற எதுவும் வேண்டாம் மாத்திரம் சொல்லலாமா இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே சாத்தானுடைய சக்தி ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல அறிக்கை செஞ்சீங்கன்னா நடக்கும் எனக்கு எதிராய் வருகிற சாத்தான் zenginler. உயர்த்துகிறவர் ஈடு இணை இல்லாத மகிமையை வாசம் பண்ணுகிறவர் சர்வ சேனையின் ஆண்டவர் எங்கும் நிறைந்திருக்கிறவர் உண்மை துதிக்கிறோம் உம்மை போற்றுகிறோம் உண்மை வாழ்த்துகிறோம் உம்மை வணங்குகிறோம் ஆராதனை முகர்ந்தீர் என்று விசுவாசிக்கிறோம் closer.